அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜோதிட ரீதியாக யார் யார் காதல் வசப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க அதில் எந்தெந்த ராசிக்காரங்களும் காதல் வசப்படுவாங்கன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ராசி கட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னம் லா போட்டிருக்கிறது தான் உங்கள் லக்னம் லக்கணத்துலேருந்து ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் லக்னத்துலேருந்து எண்ணணும் லக்னத்துலேருந்து எண்ணும்போது ஐந்தாம் இடம் அடுத்து ஏழாம் இடம் இந்த ரெண்டும் தொடர்பு இருந்ததுன்னா ஒரே கட்டத்தில் ரெண்டு கிரகங்களும் இருந்ததுன்னா ஐந்து கூடியவனும் ஏழு குடையவனும் ஒரே கிரகத்தில் ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு காதல் வரும் அடுத்து அவங்க சம்பந்தப்பட்டு பார்வை ஐந்து குடையனும் ஏழு குடையனும் வெவ்வேறு இடத்துல இருந்து பார்வை பார்த்துக்கும் போதும் அந்த பார்வை வந்து படுது இல்லைங்களா உதாரணத்துக்கு தனுசு லக்னம்னு எடுத்துக்கலாம் இப்போ தனுசு லக்னத்துலேருந்து ஐந்தாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஏழாம் இடம் புதன் இது ரெண்டும் பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்திலிருந்து ஆறாம் வீட்டில் செவ்வாய் இருக்காரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்புறம் தனுசு இருந்து பன்னெண்டாம் இடம் விருச்சகத்துல புதன் இருக்கு இது ரெண்டும் பார்வைப்படுதா இல்லைங்களா செவ்வாயிலேருந்து செவ்வாயில இருந்து எண்ணி பார்த்தா ஏழாம் இடம் ஏழாம் பார்வையை பார்க்குது புதன் ஏழாம் பார்வையை செவ்வாயை பார்க்குது இந்த மாதிரி பார்வைப்படும் போதும் காதல் ஏற்படும் அடுத்து சூரியன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் இந்த மாதிரி காம்பினேஷனில் இருந்ததுனாலும் கிரகங்கள் இருந்ததுனாலும் கண்டிப்பாக அவங்களும் காதலிப்பாங்க அடுத்து என்னென்ன ராசிக்காரங்க காதலிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மேஷம் ரிஷபம் கன்னி துலாம் இவங்க மோஸ்ட்லி வந்து இவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க அதில் காதலிக்கிறதுக்கு இவங்க அதிகமாக சான்சஸ் நிறையாவே இருக்குது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்